hundreds of millions of dollars. Our team of auto injury attorneys has the experience to get you the most compensation fast. Call now to speak directly to an attorney. And that matters. இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண ரெண்டு வெள்ள புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்தது எப்படி பறந்து ஜொங்கின்னு ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா டார்ச்சர் பண்ற ராஸ்கல் ஐயோ Lady Bugger. down, cool down, cool down. பண்ணி பண்ணி பண்ணி சும்மாறா சொட்ட தலையா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சின்ன இருக்கு யாருக்கிட்ட பத்து பைசா கிட்ட போறா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பீத்து சிரிக்கல ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஆறு மணிக்கு மேல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல அப்பா அப்பா வந்து ஒரு கத்தி போட்டு போப்பா the idiot of the pool up the ass! ass, ass, ass. ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் தம்பி போக தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டாடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ இந்த எகத்தானம் என்கிட்ட வச்சுக்காத உன் வேலை என்ன தெரியுமா ஆள் வந்தா விசிலடி அதோட நேற்று அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே சிதைச்சிடும் பரவாயில்லையா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா அப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா என்னையும் அடக்கிட்டீங்க வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா கருப்பெடுத்த கோழி பாய் கடை முன்னாடி வந்து பரதநாட்டிய அண்ணா குருமானண்டா take the business to the next level to raise capital. ஏழை இப்படி பண்றியே திருக்கு மெண்டல் பயிலா Aufräumen. Prima. Oh, da rollt's. <laughs> Aufräumen. Prima. Klasse, Maus. Sehr gut. Aufräumen. Aufräumen. Aufräumen.